ஸோ கலகாய்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆல்கோட்டி விரல் சி ஆல்கோட்டி விரலுங்க பார்த்தீங்களா உங்களுடைய கட்ட விரலை எடுத்து உங்கள் வாயில் வச்சுட்டு இந்த வீடியோவை பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுல்ல அதுக்காண்டி தாங்க அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டாப் செய்து கொள்வது நான் உங்கள் பிள்ளாக் ஸ்டார் எஃப்எம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவை ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் காய்ஸ் அப்படின்னு இந்த வீடியோவில் நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என்னென்னமோ ஆரம்பத்தில் குறைஞ்சு பார்த்தீங்களா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டால் இப்படி தான் சரி பார்ப்போம் எங்கடா இனிமே அப்படி சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எங்கடா இருக்கான் எங்கடா இருக்கான் எங்கடா இருக்கான் அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா இங்கிட்டு இருக்கான் டாய் ஐயோ அடிச்சு விட்டான்டா டே டே டே என்னடா நீங்கள் இப்படி அடிச்சு விட்டீங்களா அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ணி அழுத்து அழுத்து அழுத்திட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எங்கடா இருக்கான் எங்கடா எங்கடா எங்கடா எங்கடா எங்கடா இருக்கான் டே எங்கடா இருக்கீங்க இந்த தற்காப்பட அழுத்தி விட்டாண்டா அழுத்தி புட்டாண்டா ஏ எப்படிங்களா வால்கேக்கெலாம் மட்டும் வேற லெவலில் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி இது விட்றாதீங்க எடுத்து அது பேர் எடுத்து ரிப்போர்ட்டை கொடுத்து விட்றாதீங்க கைஸ் அது வந்து ஸ்பெக்ட்ரைட் வீடியோ அதனால ரிப்போர்ட்டை கொடுத்து பேன் பண்ணி விட்றாதீங்க நானும் எந்த ரைட்லேருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி கூட்டி இருக்கோம் எங்கடா இருக்கா எடுப்பி அதை தத்தராட்ட தழுத்து போட்டு வேற லெவலில் கண்டு இன்னும் மூணு பேர் இருக்காங்கடா டே டே நான் தாண்டா அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த போயிடும் அழுத்தி ஆச்சு கைஸ் வேற லெவலில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி ஓடுவோம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க என்னடா இருக்க போது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க ஆனால் வாய்ஸே ரொம்ப சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படி காய்ச்சல் கை சார் சரி அடிப்பாங்க ரைட்டு பார்ப்போம் அன்னைக்கு காய்ச்சல் அடிச்சிச்சுல அதனால தான் அதில் வந்த ப்ராப்ளம் தான் இன்னுமே சரியாவில் தொண்டை அதே ரேஞ்சில் தான் இருக்குது சரி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கோம் கைச்சி எம்பி எடுத்துட்டு வெயிட்டிங்கில் இருக்கும் டை டை டை டை நில்லடா நில்லடா நில்லடா அப்படி சொல்லிட்டு அழுத்துறோம் எங்கடா இருக்கான் இந்த டை போடு எவன்டா இவன் என் டீம்மேட் மேலே கை வச்சு அப்படி சொல்லிட்டு அவனை போட்டு அழுத்து அழுத்து அழுத்துன்னு அழுத்திக்கிட்டே இருக்கும் அங்கே மேலே ஒருத்தர் இருக்கானே டை டை டை டை டை டை இற இற இற இற இரு ஏன்டா என்னை விட பதட்டமான ஆளாக இருக்கான் ஐயா இவன் அப்படிங்கிற மாதிரி வெடிக்கிட்ட போட்டுட்டு இருக்கோம் சரி ரைட்டு பாப்போம் ரெண்டு பேர் இருக்காங்க இரண்டாம் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க எங்கடா இருக்காங்க இனிமே அப்படி சொல்லிட்டு நான் வெயிட்டிங்ல இருக்கேன் ஏடா ஏடா ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க எங்கடா இருக்கான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீடியோ போடுறதுனால இந்த அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே மொக்கையாக தான் இருக்கும் அதனால லைக் பண்ணிட்டு தான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் அழுத்து அழுத்து அழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திட்டு இருக்கோம் இன்னும் ஒருத்த மட்டும் கண்ணா டே டே டே டே டே டே டே டே டே எங்களா இருக்க பதட்டமாக்குறான் அழுத்து அழுத்தியாச்சு அப்பாடு வேற லெவலில் ஒரு ஒரு மேட்ச் அப்படி சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் ஜெயிச்சாங்க அப்படி சொல்லி அடுத்த ரூம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இது என்னது அப்படி பார்த்தீங்கன்னா எம்பிஃபை எடுத்துகிட்டு டபுள் ஷாட்னு எடுத்துகிட்டு வேற லெவலில் ட்ரிக் யூஸ் பண்ணி வேற லெவலில் மேலே ஏறி அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இங்கிட்டு வருவான்டா எனிமி அப்படி சொல்லிட்டு நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன் எங்கடா காணும் இங்கே தான்டா எனிமி வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தனா ஒரு பக்கியும் காணுமாடா டே என்னடா இது இங்கே தான் எனிமி வருவானுங்க எப்பவும் இப்பவும் வரல பாத்தீங்களா அப்படி சொல்லிட்டு சரி போவோம் அது சாதா கிளாஸ் கூட தான் வருவாங்க அடிக்கிட்டு வரமாட்டாங்க போல சரின்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த இருக்கப்படுற அழுதா அழுத்து அழுத்து அய்யோ இன்னும் அழுத்து அழுத்து அழுத்து அழுத்து ஐயோ சிக்க படிக்காட்டா சிக்க படிக்காட்டா என்னடா இவன் மேலே நம்ம டிமேட்டா சரி பாப்பா அழுத்து போடு வேற லெவல் இன்னும் மூணு பேர் இருக்கான்னு டே டே டே டே டே எனக்கு தான் டக்கில் வேணும் அடிச்சா மேலே வேணும் அப்படி சொல்லி ஒடிக்கிட்டே இருக்கும் வலித்துட முடியாது அடித்து போட்டு வேற ஒளி அவன் பாதி டேமேஜ் கொடுத்தா மீதி டேமேஜ் கொடுத்து கிளிச்சிங்க அப்படி சொல்லி இற இற இற இற என்னடா நீ இந்த மாதிரி பண்ணுறீங்களடா அழுத்துடா போடு அழுத்தாச்சு இன்னும் ஒருத்த மட்டும் இருக்கானா அழுத்து போடு அழுத்து அழுத்து ஐயோ சொல்லி பிடிச்சி விட்டாங்க ஐயா வேற லெவல் தான் வேற லெவல் மண்டையில் கொண்ட வச்சிருக்கிற அங்கிள் வேற லெவல் அடிச்சாங்க சரி ரைட்டு போவோம் அடுத்த ரவுண்டு ரெண்டு ரவுண்டு ஜெயிச்சாஸ் கைஸ் அவங்க வந்துட்டு ஒரே ஒரு ரவுண்டு தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பையும் அதே டபுள் சொக்குன்னு எடுத்து இருக்கும் வேற உள்ள ஓடிக்கொண்டு இருக்கும் நம்மளுக்கு எப்பவுமே எம்பி பை double two and long range என்றால் அந்த பேர் எடுத்து சொல்லுவாங்க ஏசி எயிட் இந்த ரெண்டு கன்று தான் நம்மளுக்கு வேற லெவல் இந்த மூணு கன்று தான் நம்மளுக்கு இப்போ ஃபேமஸ் கட்டு அப்படி சொல்லிட்டு ஃபேமஸோட கன்று ஃபேமஸ் மட்டும் எடுக்கவே மாட்டோம் அப்படி சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த குழுவால போட்டு அங்கிட்ட ஒரு எனிமி இருக்கான் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு தெரிகிறது இவன் எனிமி இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு அவன் அப்பவே மண்டை காட்டி எங்கடா இருக்கான் எனிமி டேய் வெளியே வாடா வெளியே வந்துரு எங்கடா போனா எனிமி டேய் எனக்கே எதுக்கு எங்கடா போனா எனக்கே மாயாஜலம் மந்திரம்லாம் காமிச்சிட்டு இருக்கான் சரி இப்போ அழித்து இந்த இருக்க மாதிரி இந்த இருக்க பாருங்க அதுக்குள்ளே எப்படா வேலை போட எப்போ எப்பொருத்தாதடா அப்போ எப்பொருத்தாத அப்படி சுட்டி ஒரு சுற்றி சுட்டியாச்சு அப்படி வேற ரவுண்ட் எங்கெல்லாம் உள்ளே ஊந்து ஓடிக்கிட்டு இருப்போம் நாங்களாம் எவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ டான் ரா டான் அப்படி சுட்டி போடுபாமா போடு அப்படின்னு ரெண்டு பாம்பு பரவாயில்ல பரவாயில்லையப்பா பாம்புலாம் போட கற்றுக்கிட்டேனே அப்படின்னு சரி பார்ப்போம் பார்ப்போம் ஐயோ சோழியை பிடிச்சி விட்டாங்களா என்னடா இது அதுக்குள்ளே சோழியை பிடிச்சி விட்டா சரிட்டு பார்ப்போம் என்னடா நடக்குது அப்படி தோத்து போட ரெண்டு ரவுண்ட் ஜெயிச்சா ரெண்டு தோக்கணும் தோக்கணும்ல கைஸ் அப்புறம் அந்த வீடியோ தானே எடுத்து போடணும் அப்போலாம் நல்லாயிருக்கும் சரிட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நியூட் பேக்கர் எடுத்துட்டு அழுத்து அழுத்து டை டை டை வர மாட்டேங்கண்டா வர மாட்டேங்கண்டா நம்ம பிரபல வித்தையான அழுத்தை காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குதித்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம் எங்க இருக்கிறான் ஐயோ குழப்பாதடா குழப்பாதடா கை எங்கெங்கேயோ போகுதே பயர் பட்டத்தில் தவிர வேற எல்லா இடத்துலயும் கை பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம் எங்கடா டே ரிமை பண்ணுகடா டே ரிமை பண்ணுகடா டே அடே ரிமை பண்ணுகடா ஐயோ அங்கிள் என்னையே ரிமை பண்ணுங்க அங்கிள் அவனை ரிமை பண்ணாதீங்க அவங்க ரெண்டு பேரும் பாட்டு நான் தான் ப்ரோ பிளேயர் என்னையே ரிமை பண்ணுங்க ஐயோ என்னையே ரிமை பண்ண முடியாங்களே ஆ ரிமை பண்ணுறாங்கயா ஐயோ மனசு மாறிட்டாங்க போலியே ஐயோ ரிமை பண்ணுங்க அங்கிள் அங்கிள் ரிமை பண்ணுங்க ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குது அங்கிள் அங்கிள் அங்கிள் ஐயோ ரிவீவ் பண்ண படிக்காங்க அங்கிள் நாசமாக போக அப்படிதான் நீங்களும் நாசமாக தானே போவீங்க இன்னி ரிவைவ் பண்ணல அதனால் நாசமாக தான் போய் தொலைவீங்க உங்கள் குடும்பமே நாசமாக போயிடும் அப்படி சொல்லக்கூடாது அப்புறம் அவங்க வந்து வீடியோ பார்த்தாங்கன்னா கபட்டில் கழுவி கழுவி ஊற்றுவாங்க சரின்னு போடுவோம் அப்படி சட்டிடு ஜாரி கழிச்சு அது தெரியாமல் வாய் வாயில் என்ன வேணால் வரும் நம்மளும் வளருவோம் அப்படி சொல்லிட்டு ஓடுவோம் அப்படி சொல்லிட்டு யாரு இங்கே வந்து உட்காந்தாச்சு வருவானுங்க எங்கே இருக்கு அழுத்து அழுத்து அழுத்து வர்றான் பட்டிக்காண்டா இங்கிட்டு தான்டா வருவானுங்க நம்ம எங்கே போய் கரெக்டாக உட்காரமோ அந்த நேரம் வரவே மாட்டானுங்க அவசரத்தில் அண்டா குலகை விட்டாலும் ஏதாவது சொல்லுவாங்களே அது என்னது அவசரத்தில் அவசரத்துக்கு எதுவுமே நம்மளுக்கு வராது போடா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துவோம் எங்கடா இருக்கா எப்படி அங்கே அழுத்து அழுத்து அழுத்து அழுத்து ஐயோ கோப்பட்டை அடிக்க தெரியாதா என்னடா இது கரும்போ அழுத்து அழுத்து அழுத்து அழுத்து ஐயோ ஐயோ அழுத்து அப்போடா வேற லோஸ் கோப்போட்டு அடிக்க தெரிஞ்சு உங்களுக்கு ஹேஷ்டாக் போடுங்க கோப்போட்டு அடிக்க தெரியுதா பிளாக் தாரப்பா அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக போட்டு விடுங்க நம்மளுக்கு வந்து எல்லா வித்தையும் பல வித்தைகளை தெரிவி தெரிந்து வைத்துள்ளோம் அப்படி சொல்லிட்டு பரவாயில்ல நம்மளும் ஒரு ஆள் தான் அப்படி சொல்லிட்டு இங்கிட்ட இனிமே வரமாட்டிக்கானா என்னடா இது டே டே வாங்கடா இங்கே தான்டா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அழுத்தி காமிக்கும் வந்துட்டாங்க வேற லெவலில் கெட்ட போட்டு முடிச்சாச்சு கேஸ் கெட்டா யாரா மாத்திர பஸ் ரோடு இதோட அடிச்சிச்சு ஃபஸ்ட் அடி அப்படி சொல்லிட்டு பிடிக்கும் ஓமாச்சு எதையோ ஒன்று அடித்தோம்ல அதான் நம்ம கெத்து அப்படி சொல்லிட்டு ஓடுவோம் ஒருத்தன் இருக்கா இருக்கான் எங்கடா இருக்கான் இனிமே ஐயோ தொண்டை ஜீகிச்சே தொண்டை ஜீகிச்சே சரி பார்ப்போம் வெளிக்கிட்ட போட்டு வேற லெவலில் இன்னொருத்த மட்டும் தான் இருக்கான் அவனை வேற லெவலில் ஃபினிஷிங் பண்ணணும்டா ஃபினிஷிங் பண்ணால் மூணாவது ரவுண்டு ஜெயிச்சிருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அது டெட்டா போட்டு மண்டையில் குண்டா வச்சிருக்கேன் ஆண்டி அடிங்க அடிங்க ஐயோ ஐயோ சீடாயா வேற படிச்சுக்கிட்டான்டா சிக்கிட்டான்டா சின்ன அபின்னமாயிருவான்டா சிக்கிட்டா சின்ன பின்னமாயிருவோம் இந்த பிளாக் ஸ்டார் கையில் சிக்கினா சரிட்டு ஓடுவோம் அப்படி சொல்லிட்டு ஏலோக்கை போட்டுக்கொண்டு வேற லெவலில் ஓடிக்கொண்டிருக்கும் பிளாக் ஸ்டோர் அப்படி சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் ஏ டே டே டே பாம்பர்ரா பாம்பர்ரா நான் பாம்போட பாம் பாம்பாண்டி அப்படி சொல்லிட்டு ஓடுவோம் போடு இங்கே போட்டா அது அங்கிள் அங்கிள் வந்துட்டாங்க பவராக ஓடி வராங்களா அங்கிள் அடிங்க அடிங்க எவ்வளோ பவராக ஓடி வந்தாலும் நம்ம கையில் சிக்கினா சின்ன பின்னமாயிருவா அது தெரியாமல் வந்துக்கிட்டீங்க அங்கிள் அந்த டே டே டே என்னடா இது இவன் இவ்வளோ நம்மளை வர பதியாக எப்படி சொல்கிறது பதட்டமாக ஓடுறான் சரிட்டு பார்ப்போம் அவன் போட்டு நான் இவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கு காட்டுறான்டா பதட்டமான ஆட்களை தான்டா நாங்கள் அடிப்போம் பதட்டமான ஆட்களை தான் அடிப்போம் இந்த இவன் இவன் யாரா இவன் யாரா கூட ஏ நம்ம டீம் தானா ரொம்ப பயமாக இருக்கப்பா பதட்டத்தில் பாட்டு அடிக்கணும்னாலும் பதட்டமாக தான் இருக்குது டே டே டே டே டே டே டே எங்கடா இருக்க ஐயோ குழப்பாதீங்கடா உடல் உடலில் வந்து அடிச்சிட்டு எங்கே இருக்கான்னு தெரியல டமான்னு உமான்னு அடிக்கானுங்க எங்கே இருக்கான்னு அடிக்கான்னு தெரிய மாட்டேங்குது ഡാ ഞങ്ങളറിഞ്ഞ அடிக்காங்கடா நீ நான் எவ்வளோ பெரிய ஆளு அப்படி சொல்லிட்டு பயமா இருக்காடா பயமா இருக்கு மூத்த தாண்டா இருக்கான் அதை மட்டும் அடிச்சுட்டு நாலு விட ஜெயிச்சு வேற நம்மள பிடிச்சி பிடி போய் அடிச்சு போட்டா ஆச்சுக்கிறாங்க எடிபி டாயட்டா அங்கிள் அங்கிள் அடிக்காங்க அங்கிள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க அங்கிள் டேய் ஒழுங்க நேரில் வந்து ஆடுறா ஓத்தைக்கு ஓத்தையா முன்னாடி ஆடுறா அதை விட்டுட்டு எங்கே இருந்து அடிக்கடா எங்கே இருந்து அடிக்க இன்விசிபிள் ஆக்ட் பண்ணிட்டாடா எங்கே இருக்கா எனிமி எங்கிறாக்கா எங்கடா இருக்கா எனிமி கொல்லப்பாதீங்கடா கொல்லப்பாதீங்க கூட இங்கிட்டாம காமிக்குது ஓடுவோம் நேராக ஓடுவோம் அங்கிட்டு சோன் என்ன இருக்குது சரி மேலே விடுவோம் மேலே விடுவோம் எங்கிட்ட கண்டுல எங்கிட்ட எங்கிட்ட எங்கிட்ட எங்கிட்டு ஆ தெரிந்து விட்டது மேலே தான் இருப்பான் மேலே எங்கே இந்த இருக்காம இருக்க டாய் த்ரீ பிளாக் ஷீப் அடிச்சாச்சு வேற லெவலு ஓகே